வணக்கம் வெல்கம் டு மோனிகா உலகம் இன்றைக்கி லஸ்ஸி ரெசிபி பார்க்கலாம் ஒரு மூணு வெரைட்டி ஆஃப் லஸ்ஸி ரெசிபி பார்க்கலாம் முதல்ல மேங்கோ லஸ்ஸி செகண்ட் ஒன் வந்து மின்ட் லஸ்ஸி தேர்ட் ஒன் வந்து நார்மலாக செய்கிற ஸ்வீட் லஸ்ஸி பண்ணலாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நல்லா ஹாஃப் லிட்டர் வந்து கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க ஹாஃப் கப் சர்க்கரை மேங்கோ பால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸாக எடுத்துக்கோங்க அடுத்து மின்ட் இது லசி பண்ண போகிறோங்க அதுக்கு சில்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி ஓகே ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம அந்த கடையிற வச்சுருக்கோம் இல்லையா மோர் கடையிறது அதை எடுத்துக்கோங்க இந்த ஹாஃப் லிட்டர் தேர்ட் எடுத்து தயிர் எடுத்துருக்கோம் இல்லையா கெட்டி தயிர் அதை பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க ஹாஃப் கப் சக்கரை எடுத்துருக்கோம் இல்லையா அதையும் அதிலே போட்டு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஒரு கடையில் நல்ல மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ ஸ்வீட்டில் சிக்கி அதை நான் சர்வ் பண்ணுறேன் ஏற்கனவே நம்ம சர்க்கரை போட்டு இது பண்ணியிருக்கோம் இல்லையா இதில் வேணும்னா ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் தூக்கி ஸோ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு மேங்கோ லஸ்ஸி பண்ணலாம் அந்த கேர்ட் கடைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த கேர்டை ஊற்றிக்கோங்க மீங்கோ பல்ப் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை அந்த லஸ்ஸி மிக்ஸில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதை என்ன பண்ணுறோம் போடு இது நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும் கார்னிஷ்க்கு கொஞ்சம் மேலாங்க சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் மேங்கோ பீஸஸ் ட்ரை ஃப்ரூட்ஸையும் மேங்கோ லசி மின்ட் லசிக்கு முதல்ல இந்த கேர்டு மிக்சர் பண்ணோன்னே அதை ஊற்றிக்கோங்க எடுத்து இப்போ மின்ட் லஸ்ஸிக்கு சோடா ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் மிக்ஸ் பண்ணால் அதை கொஞ்சம் மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி அதோடு சேர்த்து மேஷ் பேஸ்ட் ஒரு சில்லி போட்டிருக்கேன் நான் நிறைய ஸ்பைஸ் வேணுன்றவங்க இன்னும் கொடுக்க சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் சாட் மசாலா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சாட் மசாலா பெப்பர் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சர்வ் பண்ணோம்னா ஸோ சம்மருக்கு இடமான லஸ்ஸி செஞ்சுருக்கோம் வீட்டில் ஈஸியாக செய்யலாம் அது ரொம்ப கிள்ளணும் வச்சு சாப்பிட்டோம்னா கோல்டாக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மின்ட் லஸ்ஸி என்ன சொல்லுங்கள் மூணு வகையான லஸ்ஸி நம்ம பண்ணியிருக்கோம் மேங்கோ லஸ்ஸி ஸ்வீட் லஸ்ஸி இன்னொன்று மென்ட் லஸ்ஸி மூணு லஸ்ஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சம்மருக்கு நல்லா ஏற்ற ட்ரிங்க்கும் கூட இதை எஸ்கியூப் போட்டும் பிடிக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க